ஒரு குச்சி ஒரு குல்ஃபி வந்து நின்று எடு செல்ஃபி ஒரு குச்சி ஒரு குல்ஃபி வந்து நின்று எடு செல்ஃபி உன் கூட தான் போட்டா பிடிச்சேன் டச்சு போனில் டச்சு பிடிச்சி இச்சு கொடுப்பேன் அணி மூணுல உன் கூட தான் போட்டா பிடிச்சேன் டச்சு போனில் டச்சு பிடிச்சி இச்சு கொடுப்பேன் அணி மூணுல தள்ளி போகாதம்மா நில்லு நில்லு நம்ம கல்யாணத்தை எங்கே வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு தள்ளி தள்ளி போகாதம்மா நில்லு நில்லு நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு வந்தால் மகாலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்டில் நானும் ரஜினியே வந்தா மகாலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்டில் நானும் ரஜினியே யாரு யாரு அண்ணாத்த யாரு யாரு அண்ணன் அக்காவுக்கு சூப்பர் ஸ்டாரு யாரு யாரு அண்ணாத்த யாரு யாரு அண்ணன் அக்காவுக்கு சூப்பர் ஸ்டாரு